你别笑。Ladybug。嗯？பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் <laughs> உங்களை எல்லாம் பார்த்தா hmm? எனக்கு பாவமா இருக்கு hmm? Hmm? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே வலி அவருங்கடி பீத்து சிரிக்கலாம் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பிராப்தம் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட போன முத்தா டேய் டேய் ஏ சோழமுத்தா ஓச்சா அவையா எதுக்கு இருக்கேன் பேசப்படாது I am speaking, not grass speaking. Sit down. Hmm? Amma. Huh? You mean that's lad? Too much! Three much! respect, take respect, okay? Oh என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல் 嗯，哎呀呀！小老本本，你连南城公子都保护。嗯，哎哎哎，Mister。 அதிகாரி வர்றப்ப ஷலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாச்சில் வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல ஸ்டாண்ட் பண்றான் பாரு கிம்மியா கிம்மியா கிம்மியா கிம்மியா ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர்